இப்போது தமிழக வரலாறை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு முக்கியமான சாப்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனால் ஒன்று பல்லவர்கள் இன்னொன்று கலப்பிரர்கள் இவங்க ரெண்டு பேரையும் பற்றி பேசாமல் நம்ம தமிழ்நாடு வரலாறு எழுத முடியாது ஏன்னா பல்லவர்கள் பார்த்தீங்கன்னா கிபி நாலாம் நூற்றாண்டுலேருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க ரொம்ப முக்கியமான ஆட்களாக இருந்திருக்காங்க தமிழ்நாட்டினுடைய பெரும்பகுதியான நிலப்பரப்பு அவங்க கிட்ட தான் இருந்திருக்குது இதே மாதிரி கலப்பிரர்கள் பற்றி பார்க்குறப்ப ரெண்டு நூற்றாண்டு வந்து கலப்பிரர்கள் வந்து இங்கே ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க இப்போ கலைப்பிரர்கள்ட்ட நம்மக்கிட்ட பேரே ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது ரெண்டு மூணு பேர் தான் இருக்குது ஆனால் பல்லவர்கள் கிட்டக்க அவங்க பேர் இருக்குது ஆட்சியாண்டு இருக்குது முத முதல்ல அவங்க எழுதின கல்வெட்டுகள் இருக்குது செப்பு பட்டயங்கள் நிறையா கிடைக்குது இவ்வளவு இருந்தும் கூட பல்லவர் வரலாறு ரொம்ப ரொம்ப குழப்பமான வரலாறாக தான் பார்க்கப்பட்டது ஏன்னா இப்போ வரலாற்றை அணுகிற முறை அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு பொது புத்தியிலிருந்து அந்த வரலாற்றை அணுகிறப்போ அந்த வரலாறு புரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது புரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்லணுன்னா இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன்கிட்ட போயிட்டு விண்வெளி தொழில்நுட்பம் பற்றி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து விண்வெளி தொழில்நுட்பத்தில் என்னென்னலாம் இருக்குது அவங்களுடைய முறைமை என்னங்கள்லாம் அவருக்கு தெரியாது அவருக்கு வந்து சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கை முறை தான் தெரியும் அதே மாதிரி தான் பல்லவர்கள் பற்றி பேசுகிறப்போ அந்த காலகட்டத்தில் நடந்த நிறைய மாற்றங்களை விட்டுட்டு பல்லவர்களை அணுக முற்படுறப்போ பல்லவர்கள் வந்து ரொம்ப புதிரானவங்களாகவும் இது வரைக்கும் இருக்க மற்ற அரசர்கள்லேருந்து ரொம்ப வேறுபட்டவங்களாகவும் ரொம்ப அந்நியத்தன்மை மிக்கவர்களாகவும் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க அதனால் பல்லவர்கள்ன்றப்போ யாரோ ஒருத்தவங்கப்பா வந்துட்டு போயிட்டாங்கப்பா அவங்கள பற்றி பேசாதீங்கப்பா அவங்கள பற்றி கேள்வி கேட்காதீங்கப்பாங்கிற ஒரு முறைமை தான் தமிழ்நாட்டில் ரொம்ப காலம் இருந்தது ராஜமாணிக்கனார் வந்து முத முதல்ல பல்லவர் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதுகிறார் ரொம்ப முக்கியமான புத்தகம் அது ஆனால் அந்த புத்தகத்தில் அவர் ரொம்ப நிறைய விஷயங்கள் குழப்புறாரு ரெண்டு பிரதானமான கேள்விகளுக்கு அவர்கிட்ட பதிலே இல்லை ஒன்றாவது கேள்வி என்னென்னா பல்லவர்கள் தமிழர்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு ராஜமாணிக்கனார் சரியான பதில் சொல்லவே இல்லை அதே மாதிரி பல்லவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சங்ககாலம் முடிஞ்ச பின்னாடி தான் வர்றாங்க அப்போ அவங்க எங்கேருந்து வர்றாங்கங்கிற கேள்விக்கும் ராஜமாணிக்கரால் சரியாக ஒரு பதிலை சொல்ல முடியலை அப்போ யாருன்னு சொல்லலை எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லலை ஆனால் அவங்க வரலாறுன்னு சொல்கிறப்போ அந்த புத்தகத்துக்கான நம்பகத்தன்மை வந்து இல்லாமல் போயிடுது அந்த கேள்வி ரொம்ப காலமாகவே இருந்துக்கிட்டு வருது அந்த சமயத்தில் வந்து இப்போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நம்ம ஆய்வு பண்ணுறப்போ அங்கே கிடைக்கிற ஆதாரங்களும் இன்னொரு துறையிலேருந்து நம்ம கிடைக்கிற ஆதாரங்களும் வேறாக இருக்கலாம் ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப இயல்பாக பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கியாலஜியில் கிடைக்கிற எவிடன்சஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் கூட ஒப்பிடுவாங்க டாக்குமெண்ட்ஸ் கூட கிடைக்கிற ஒப்பீட்டை வந்து அவங்க வந்து கார்பன் டேட்டிங் கூட ஒப்பிடுவாங்க இந்த மாதிரி வெவ்வேறு மதிப்பீடு வச்சுருப்பாங்க நம்ம தமிழக ஆய்வை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கல்வெட்டுக்களை மட்டுமே சார்ந்திருக்கு ரொம்ப அதிகபட்சம்னா பேடையங்கள்கிட்ட அவங்க போகலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட எதுவுமே பார்க்குறது கிடையாது நான் வந்து நாணயவியல்னு ஒரு துறையிலேருந்து வர்றேன் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க நாணயவியலுங்கிறது ஒரு தனி துறை மாதிரி வச்சுட்டாங்க அது அவங்க ஏதோ எழுதிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஏதோ எழுதிக்கிட்டு இருப்போம் அப்படின்ற நிலைமை இருக்கிறப்போ பல்லவர்களுடைய நாணயங்கள் வந்து நிறைய நாணயங்கள் கிடச்சிருக்குது தமிழ் கிரந்தத்தில் ரொம்ப அழகான நாணயங்களாக இருக்கும் இப்போ நாணயவியலை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நான் பல்லவர் வரலாறை பார்க்குறப்போ எனக்கு பல்லவர் வரலாறு ரொம்ப எளிமையாக புரிய ஆரம்பிக்குது எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து அத்தனை நாளாக பல்லவர்கள் எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து வெளியிலேருந்து வந்துட்டாங்க இவங்க சமஸ்கிருதத்தை திணிச்சிட்டாங்க இவங்க வந்து குடியேறிகள் வந்தேரிகள் இப்பெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கப்போ பல்லவர்கள் வந்து ஒரு அரசர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அன்றைய சமுதாயம் அவங்க கிட்டக்கு என்ன மாதிரி அணுமுறையை பயன்படுத்துச்சுன்னு பார்க்குறப்ப எனக்கு பல்லவர்கள் மேலே ரொம்ப பரிதாபமாக இருந்தது என்னப்பா இந்த சமுதாயம் இப்படி பண்ணியிருக்கே அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் பல்லவர்கள் வந்தப்போ அவங்க தான் வந்து கற்கோவில்கள்ங்கிறத முத முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க ஆனால் பல்லவர்களுடைய கற்கோயில்களை ஆழ்வார்கள் நாயன்மார்களும் புறக்கணிக்கிறாங்க பாடமாட்டேன்றாங்க ஆனால் பல்லவருடைய கற்கோயிலை பின்பற்றி சோழர்கள் பாண்டியர்கள் கற்கோயில் கட்டுறப்ப அதை ரொம்ப பாராட்டுறாங்க ரொம்ப பாடுறாங்க இது ஒன்றாவது ஆச்சரியம் ரெண்டாவது பல்லவர்கள் பற்றி இலக்கியங்களும் ரொம்ப புறக்கணிக்கிறாங்க அதான் பல்லவர்கள் கிட்டக்க அமைச்சராக இருக்க ஒரு தோரை பற்றி நம்ம நாயனார் அப்படின்னு எழுதுகிறோம் ஆனால் பல்லவர்கள் மன்னர்களை பற்றி பெருசாக போட்டி நம்ம எழுதாமல் இருக்கிறோம் அதுலேயே முக்கியமாக நந்திவர்ம பல்லவன் ஒரு அரசர் இருக்கார் அவர் வந்து அவரை பற்றி தான் நந்தி கலம்பகம் அப்படிங்கிற புத்தகம் எழுதப்பட்டது நந்தி கலம்பகம்ங்கிற புத்தகம் வந்து எழுதி முடித்த ஒரு நபர் வந்து அந்த புத்தகத்தை அரங்கேற்றம் பண்ண மாட்டேன்றார் ஏன்னா பல்லவர்களை பற்றினா முதல் தமிழ்னு உள்ளது தான் இந்த புத்தகத்தை அரங்கேற்றம் பண்ணணும்னா என்ன டிமாண்டுன்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் மரணப்படுக்கையில் படுத்து அதை கேட்கணும் உங்கள் படுக்கைக்கு தீ வச்சுட்டு தான் அந்த புத்தகத்தை நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் தன்னை பற்றின முதல் தமிழ் நூல் வரணுங்கிறதுக்காக நந்தியூர்ம பல்லவன் தன்னுடைய மரணம் படுக்கையில் படுத்து தான் அந்த பாடல்களை கேட்டார் அந்த கடைசி பாட்டு முடிகிறப்போ ஒரு தீ வச்சு எரிக்கப்பட்டார் தன்னோட உயிரை கொடுத்து தான் பல்லவர்கள் தமிழ் இலக்கியத்துக்குள்ளேயே வர்றாங்க அப்போது தமிழ் சமுதாயம் பல்லவர்களை புறக்கணிச்சது அப்படிங்கிறதான் உண்மையை தவிர்த்து தமிழர்களுக்காக வந்து பல்லவர்கள் அநியாயம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு நியாயமானதாக படலை நான் என்ன பண்ணேன்னா பல்லவர்கள் வரலாறை பற்றி அதற்கு பிறகு அதாவது ராஜமாணிக்கனார் அவர்கள் புத்தகம் எழுதுனதுக்கு பின்னாடி கிடச்ச எல்லா தரவையும் எடுத்து மறுவாசிப்புக்கு நான் உட்படுத்துகிறேன் தமிழக வரலாறில் வந்து பல விஷயங்கள் வந்து பல்லவர்கள் தான் கொண்டு வந்தாங்க இன்றைக்கி இருக்க எழுத்து முறையில் வந்து நம்ம வந்து பல்லவ கிரந்தம் இல்லாமல் நம்மளால் எழுத முடியாது பல்லவர்களுடைய கோயில்கள் இல்லாமல் இன்றைக்கி தமிழக வரலாறே கிடையாது சங்க காலத்தில் இருக்கப்பட்ட நகரங்கள்லாம் பூமிக்குள்ளே போயிட்டு செங்கல் கட்டுமானங்கள் நமக்கு கிடைக்கல பல்லவர்கள் வந்து கற்றளிகளுக்கு மாறாமல் இருந்தாங்கன்னா தமிழக வரலாறு வந்து வேறு மாதிரி மாறி போயிருக்கும் அது போக அவங்களுடைய நிறைய முறைமைகள் அவங்களுடைய ஆட்சி நிர்வாக முறை பேர் நிர்வாக முறையில் ஆரம்பித்து எல்லாமே நம்ம இன்றைக்கு வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் கலைகளை பொறுத்த வரைக்கும் பல்லவர்கள் காலத்தில் இருந்த சில கலைகள் வந்து இன்றைக்கி சீனாவிலேயே மிக முக்கியமாக இருக்குது போதி தர்மர் வந்து அதுக்கு மிக முக்கியமான ஒரு சான்றாதாரமாக பார்க்கலாம் கல்வியில் சிறந்த இடமா அவங்க வந்து அவங்க தலைநகரத்தை உருவாக்கினாங்க கல்வி சிறந்த காஞ்சி அப்படின்னு உருவாக்குனாங்க ரொம்ப நீண்ட காலத்துக்கு நிற்கணும் அவங்க தாக்கம்ன்றது ரொம்ப அவங்க உறுதியாக இருந்தாங்க ஏன்னா வந்து கல்லில் ஏன் வடிக்கணுன்றப்போ காலத்தை கடந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க கல்லை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன் பல்லவர்கள் வந்து தாங்கள் வந்து காலங்களை கடந்தும் நினைவு கூறப்படணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் அவங்க சமகாலத்திலே புறக்கணிக்கப்பட்டாங்கன்றது தான் இன்றைக்கி மாரத்தான் ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது எந்த ஒரு மாரத்தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு பதிவு பண்ணுறவங்களுடைய வயசு வந்து முப்பத்தி நான்கு முப்பத்தஞ்சாக தான் இருக்கும் பெரும்பாலும் முப்பதுக்கு மேலே இருக்கவங்க தான் மாரத்தான் ஓடணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு முப்பது வயதுக்கு முன்னாடி இருக்கிறவனுக்கு மாரத்தான் ஓட்டுறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் அவன் வந்து அது ஒரு சவாலாக எடுத்துகிட்டு பண்ண மாட்டான் என்னால் அவனால் ஓட முடியும் அப்படின்னு அவனுக்கும் தெரியும் குடும்பத்துக்கும் தெரியும் அவன் போய் சொன்னாலே போதும் நான் வந்து இத்தனை கிலோமீட்டர் ஓடுவேன்னா நம்பிடுவாங்க முப்பது வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபர் வந்து தன்னுடைய உடல் தகுதியை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலையும் மனநிலையிலையும் இருக்கிறார் உடனே அதுக்காக ஒரு மாரத்தான் ஓடணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு இந்த சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களுமே வரலாறை பதிவு பண்ணுறதுக்கு இலக்கியங்களை தான் நம்பியிருந்தாங்க அதனால தான் புரவலர்களுக்கு அவங்க நிறையா நிதி கொடுத்தாங்க இந்த புத்தகத்தை தொகுத்தாங்க சங்கத்துக்கு போனாங்க இலக்கியம் இருக்க வரைக்கும் தமிழ் இருக்கிற வரைக்கும் தங்கள் பேர் வாழ்ந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது அந்த நம்பிக்கை பல்லவர்களுக்கு இல்லை அதனால தான் வந்து பல்லவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களால் தங்கள் முத்திரைகளை எவ்வளவு ஆழமாக பதிக்க முடியுமோ அந்தளவுக்கு அவங்க பதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பல விதையில் விதங்களில் முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் பல்லவர்கள் வந்து தமிழர்களே இல்லை தமிழுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறப்ப தான் பல்லவ நாணயங்களில் தான் அதிகபட்ச தமிழ் எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது அதிகபட்ச கல்வெட்டுகளையும் அவங்கள தமிழில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க தமிழர்கள் வந்து பல்லவர்களை புறக்கணித்தார்கள் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருக்கணும் முடியுமே தவிர பல்லவர்கள் தமிழை புறக்கணித்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது உதாரணத்துக்கு வந்து பிரகாச வள்ளலார் வந்தார் ஒரு கொள்கையை முன் வச்சார் அந்த கொள்கையை மக்கள் ஏற்றுக்கலன்றப்போ அவரால் அதுக்கு மேலே அவர் கொண்டு போக முடியல கடை விரித்தேன் கொள்வாரிலே கட்டி கொண்டேன்னு சந்தை தான் எப்பயுமே உற்பத்தியை முடிவு பண்ணுது பல்லவர்கள் வந்து தமிழ் சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் தமிழ் சமுதாயம் வாங்குறதுக்கு தயாராக இல்லைங்கிற நிலைமையில் தமிழ் சமுதாயத்தின் மீது பண்பாட்டு ரீதியாக தாக்கங்களை ஏற்படுத்துறதுக்கு பல முயற்சிகளை பல்லவர்கள் மேற்கொள்கிறாங்க அதனுடைய விளைவுகள் அது வந்து வெற்றிகரமான முயற்சிகள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த விளைவுகளை நம்ம இப்போ வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் பல்லவர்களே எதிர்பாராத ஒரு விதமாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு தமிழ் சமுதாயம் மெல்ல அவங்களை ஏற்றுக்க ஆரம்பிக்குது அதனுடைய ஒரு அறிகுறி தான் வந்து நந்திவர்ம பல்லவனை பற்றி எழுதப்பட்ட நந்தி கலம்பகம் அப்படிங்கிறது ஏன்னா கலம்பகம்ங்கிற வகைக்கு அதுதான் முதல் இலக்கியமாகவும் இருக்குது அதற்கு பிறகு வந்து பல்லவர்களுக்கு வந்து அந்த சந்தேகம் ஏற்படலை ஒரு கட்டத்துக்கு பிறகு தங்கள் தங்களுடைய மரபு வந்து வரலாற்றில் இடம்பெற்றுட்டு தங்களுடைய தங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடச்சிட்டு அப்படின்னு நினைக்கிறப்போ பல்லவர்கள் வந்து போராடுறதே முழுமையாக நிறுத்திடுறாங்க அப்படின்னு தான் என்னால் வரலாறில் பார்க்க முடியுது இப்போது வரலாற்றை பொறுத்த வரைக்கும் புது புது ஆதாரங்கள் கிடைக்கிறப்போ அது வந்து நம்ம மறு ஆய்வு செய்ய வேண்டியதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ தான் வந்து அது அதில் இருக்கக்கூடிய ஒரு மறைந்த பகுதிகளையோ நம்ம பார்க்க முடியும் சில விஷயங்கள் ரொம்ப துல்லியத்தன்மையை அதிகரிக்க முடியும் இப்போ சில அரசர்கள் வந்து இந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்கலான்றது வந்து ரொம்ப துல்லியப்படுத்துறதன் மூலமாக ஒரு அரசருடைய ஆட்சியாண்டை வச்சு இன்னொரு அரசருடைய ஆட்சியாண்டை எடுக்கலாம் இப்போ வீரபாகன்னு ஒரு அரசு ஒரு அரசர் இருக்கார் இலங்கையில் அவருடைய ஆட்சியாண்டை வச்சு தான் தமிழ்நாட்டு வரலாறுல நிறைய விஷயங்களை நம்ம குறிப்பிடுறோம் ஒருவேளை அவங்க மட்டும் இந்த ஆட்சியாண்டை குறிக்காமல் போயிருந்தாங்கன்னா நம்மளால் நிறைய விஷயத்தை எழுத முடியாது அதனால் இந்த துல்லியத்தன்மையை ஏற்றுறதுக்கு வந்து நமக்கு மறு ஆய்வுன்றது தேவைப்படுது நாயனோட மறு ஆய்வின் போது தான் பல்லவ மன்னர்கள் ரெண்டு மூணு பேருடைய ஆட்சியாண்டை ரொம்ப இன்னும் அதாவது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளே எப்போ வேணாலும் இருக்கலான்றத ஒரு பத்தாண்டுகள் ஐந்து ஆண்டுகள்ங்கிற துல்லியத்துக்குள்ளே என்னால் கொண்டு வர முடிஞ்சது அது வந்து ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது சங்க காலத்தில் ஆட்சி செய்த பல்லவர்களுடைய நாணயத்தை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அது வந்து ஒரு மிகப்பெரிய நாணய வெற்றி ஏன்னா வந்து சங்ககால நாணயங்கள்னாலே நீங்கள் வந்து சேர சோழ பாண்டியருடைய நாணயங்கள் சொல்லலாம் வேலியர்களுடைய நாணயங்கள் வேலியில் வந்து மலையம்மா நாணயங்கள் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்குது வேறு யாருக்கும் ஆதாரங்கள் பெருசாக இல்லை அந்த சூழ்நிலையில் சங்க காலத்தை சேர்ந்த பல்லவருடைய நாணயம் அப்படின்னு என்னால் ஒரு நாணயத்தை சொல்ல முடிஞ்சது அது வந்து ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தமிழக சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பல்லவர் வரலாறு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பல்லவர்கள் மீதான இந்த கண்ணோட்டத்தையே நான் என்னால் முழுமையாக மாற்ற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து இத்தனை நாளாக பல்லவர்கள்லேருந்து எங்கேருந்தோ வந்து தமிழ்நாட்டை பிடிச்சி ஆட்சி செஞ்சவங்க வந்தேறிங்க தமிழகத்தினுடைய பெரும்பாலான சீரழிவுகளுக்கு காரணமானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்த ஒரு நிலைமையை மாறி அவர்கள் தமிழகத்தில் அந்த காலகட்டத்தில் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த புத்தகம் கொடுக்குது நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஒருத்தவர் இருக்கார் அப்படின்னா முதல்ல அந்த நபர் பற்றி எந்த ஒரு அடிப்படை சிந்தனையுமே இல்லாமல் தான் அவரை அணுகணும் அணுகிட்டு அவருடைய தரவுகள் அடிப்படையில் தான் சிந்தனை வரணும் இதுதான் மரபு இந்த மரபு வந்து தமிழகத்தில் நிறைய பேர் கடைபிடிச்சிருக்காங்க எனக்கு பாரதியார் ரொம்ப பிடிக்கும் இந்த பாஞ்சாலி சபதம் எடுத்து பார்த்தீங்கன்னா கௌரவர்கள் தரப்பு நியாயத்தை கூட அவர் அவ்வளோ துல்லியமாக சொல்லியிருப்பார் கம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ராவணனை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் ராவணன் பற்றி எழுதின சில பாடல்கள்லாம் நான் அப்படியே மிரண்டு போய் படிச்சிருக்கிறேன் என்னப்பா இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்ட்டு இப்போ ஒரு நபர் இருக்காருன்னா நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அவர் வந்து அந்த காலகட்டத்தில் என்னவா இருந்தார் அன்றைக்கு ஒரு சூழல் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது மிக முக்கியமானது இதே போக்கு வந்து நமக்கு வரலாற்று ஆய்வுலையும் இருக்கணும் ஒரு ராஜா இருக்கான் அப்படின்னா திட்டம் கொண்டு வந்துட்டான் அப்படின்னு திட்டக்கூடாது அந்த ராஜா அந்த காலகட்டத்தில் எந்த சிக்கலை எதிர்கொண்டார் அன்றைய சூழ்நிலை என்ன அன்றைக்கு அந்த திட்டத்தோட தேவை என்னவா இருந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சா நமக்கு வந்து அதற்கான பதில் கிடைக்கும் அப்படிதான் நான் வந்து பல்லவர்கள் வரலாறு அணுகினேன் அதனால் கிடைச்ச தகவல்கள் வந்து இப்போ பல்லவர்கள் வரலாறு கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடியதாக இருந்தது ஏன்னா பல்லவர்களுக்கு வந்து ஒரு புத்தகம் தான் வந்திருக்கு இன்னொரு புத்தகம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அப்படின்னு ஒரு ஆய்வாளர் எழுதினாங்க மிக முக்கியமான ஒரு ஆய்வு ஆய்வு குறிப்புன்னு சொல்லுவேன் அதை நான் புத்தகம்னு சொல்கிறேன் மிக மிக மிக முக்கியமான ஆய்வு தகவல்கள் வந்து அதில் கிடைச்சது ஆனால் அவங்களாலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல இதை அடிப்படையாக கொண்டு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகள் வரைக்கும் கிடைத்த சில கல்வெட்டுகளை கொண்டு தான் நான் அந்த புத்தகத்தையே தொகுத்திருந்தேன் பல்லோர் வரலாறு பற்றி யாராவது ஒரு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுதான் மிக முக்கியமான நூல் இன்னும் சொல்ல போனோன்னா இன்றைக்கி தாய்லாந்து கம்போடியாவை சேர்ந்தவங்க வந்து இந்தியா கூட வர்த்தகம் பண்ணுறது ரொம்ப அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி கொரியாவை வந்து ஆட்சி செஞ்ச ஒரு இளவரசி தமிழ் மரபை சேர்ந்தவங்க அப்படிங்கிற தகவல் வந்ததுலேருந்து கொரியர்கள் இந்தியாவுக்கு முக்கியமாக தமிழகத்துக்கு வந்து வரணும்னு நினைக்கிறது வந்து அதிகரிச்சிருக்கு இன்றைக்கு சர்வதேச பரப்பில் நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன அயல்நாட்டு உறவும் வர்த்தகத்தில் பிரதிபலிக்கக்கூடியது பண்பாட்டில் பிரதிபலிக்கக்கூடியது நம்முடைய எண்ணத்தையும் ஆட்சி பரப்பையும் நம்முடைய தொடர்புகளையும் ரொம்ப விஸ்தீகரிக்கக்கூடியது அப்படி இருக்கப்போ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குன்ற அடிப்படையிலையும் இந்த பல்லவர் வரலாறு புத்தகத்தை நான் பார்க்க முடியும் இப்போது பல்லவர்கள் வரலாறு அப்படின்னு சொல்கிறப்போ நான்காம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த இடத்துல தான் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம் உண்மையில் பல்லவர்கள் வரலாறுங்கிறது சங்க காலத்தில் தான் ஆரம்பிக்குது சங்க காலத்தில் பல்லவர்கள் வரலாறு பற்றின ஒரு மிக முக்கியமான குறிப்பு வந்து மணிமேகலையில் தான் நமக்கு காண கிடைக்குது என்னென்னா சோழர்கள் வந்து அவங்க நாட்டை இழந்து எப்படி போகிறாங்க அப்படிங்கிறத மணிமேகலை வர்ணிக்குது அங்கே நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் என்னென்னா சோழ அரசன் நெடுமுடி கிள்ளி அப்படிங்கிற அரசனுக்கும் பீலி வலை அப்படிங்கிற நாகா நாட்டை சேர்ந்த ஒரு ராணிக்கும் வந்து திருமணம் நடக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு குழந்தை பிறக்குது இந்த குழந்தை பிறக்க போகிற தருவாயில் அதாவது கருவுற்று இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா பீலி வலையை வந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கே போயிடுறாங்க அவங்க எங்கே போனாங்கன்னு சொல்லி அரசன் கிள்ளி வளவனுக்கு தெரியலை அதனால் அவர் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறாரு ஸோ அவர் அவரால் சரியாக ஆட்சி செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த சமயத்தில் அந்த பீலி வலை வந்து மணிப்பல்லவங்கிற ஒரு தீவுக்கு அவங்களுடைய பிறந்த குழந்தையோட வர்றாங்க அங்கே தான் ஒரு கம்பளி செட்டிங்கிற ஒரு வாணிகரை பார்க்குறாங்க பார்த்தோன்னே தன்னுடைய குழந்தைய பற்றியெல்லாம் அவங்க சொல்கிறப்போ அரசர் ரொம்ப துக்கமாக இருக்கான்றதை அறிஞ்சோன்னே இந்த குழந்தைய நீங்கள் ராஜா கிட்டக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டி கிட்டக்க வந்து அந்த குழந்தைய அவங்க கொடுக்குறாங்க குழந்தைய கொடுக்குறப்போ ஏதாவது ஒரு இதில் சுற்றி கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு கயிறு கிடைக்கல ஸோ அங்கே வந்து இன்றைக்கி பிரண்டைன்னு ஒரு கொடி சொல்கிறோம்ல அந்த பிரண்டை கொடியோடைய பழைய பேர் தான் ஆதொண்டை கொடி அப்படிங்கிறது அந்த கொடியை வந்து எடுக்கிறாங்க பிறண்ட கொடி வந்து முதிர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப பட்டப்பட்டையாகிடும் மேல் தோலில் பட்டாலே வெட்டிடும் அது இலசாக இருக்கிறத பார்த்து எடுக்கிறாங்க இப்போ இலசா இருக்குன்னா தமிழில் பல்லவம் அப்படின்னு பேர் தளிருக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறது பல்லவம் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியத்திலேயே வார்த்தை ஸோ பல்லவங்கிறது வந்து அவர் மென்மையான ஒரு தளிராக இருக்கும் அது வந்து குழந்தை மேலே பட்டால் கூட குழந்தைய வெட்டாமல் இருக்கும் இன்னமும் இப்பயும் பிறண்டைய குழந்தைகிட்ட கொடுப்பாங்க அது வாயில் வச்சா கூட ஒன்றும் ஆகாது அந்த பிறண்ட கொடியை எடுத்து அந்த குழந்தை மேலே சுற்றி ஒரு பொட்டியில் வச்சு அந்த வணிகர்கிட்டக்க அவங்க கொடுத்துட்றாங்க வாங்கிட்டு வர்ற வணிகன் நடுக்கடலில் ஒரு புயலால் பாதிக்கப்படுறாரு அப்போ அந்த கப்பல் கவுந்துருது அந்த குழந்தை அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிடப்போகுது இந்த செட்டி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா கப்பல் கவுந்தது குழந்தை தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு அப்படிங்கிற தகவலை மட்டும் சொல்கிறார் இது கேட்டவொன்னே அரசன் கிள்ளியோட என்ன பண்ணுறான்னா அது வரைக்கும் இந்திர விழான்னு ஒரு விழா கொண்டாடிட்டு இருப்பாங்க அந்த விழாவை கொண்டாடாமல் கைவிடுறான் அந்த நேரம்னு பார்த்து புகார் வந்து கடல் கொள்ளப்படுது உடனே மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அரசன் கிள்ளியுள்ளவன் இந்திர விழாவை கொண்டாட காரணத்தினால தான் நம்முடைய நாடு அழிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவனை தூட்டுறாங்க அதனால் மனமுடைந்த அந்த அரசன் வந்து அவனுடைய பதவியை துறந்துட்டு போயிடுறான் இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் தண்ணியில் விழுந்த அந்த குழந்தை வந்து தண்ணியில் முழுகலை அது வந்து அந்த ஆதண்டை குடி சொற்றப்பட்ட நிலைமையிலேயே கடற்கரை ஓரமாக ஒதுங்குது அதை இன்னொருத்தவர் எடுத்துட்டு அதை வந்து ராஜாவாக வளர்க்குறாரு அப்படி இந்த ராஜ மரபு தோன்றப்போ அந்த மரபுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில இப்போ இந்த சம்பவத்துலேருந்து சில விஷயங்கள் அவர் எடுத்துக்கிறார் ஒன்றாவது என்னென்னா இப்போ அந்த குழந்தை வந்து கடல் அலைகளால் கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அரு அலைக்கு வந்து தமிழில் திரை அப்படின்னு பேர் அதனால் வந்து அந்த திரை வந்து ரொம்ப மென்மையான திரையாக இருந்தது அதனால் அந்த அரசனுக்கு வந்து இளந்திரையன் அப்படின்னு பேர் வந்தது அவங்களுடைய மரபில் வந்ததுக்கு திரையர்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ரெண்டாவது தொண்டை கொடியால் சுற்றப்பட்டது ஆதொண்டை கொடியால் அதனால் அந்த அரசனுடைய ஆட்சி பரப்புக்கு தொண்டை மண்டலம் அப்படிங்கிற பேர் வந்தது அந்த தொண்டை கொடி எலசாக இருந்ததுனால அந்த மரபு சின்னவருக்கு பல்லவர்கள் அப்படின்னு பெயர் வந்தது இதனால் இது மூன்றுமே காரண பெயர் தான் இது வந்து இந்த மணிமேகலை சொல்கிற கதையோடைய நூறு சதவீதம் வந்து ஒத்து போகிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா அந்த ஆதோண்டிய சக்கரவர்த்திக்கு சோழர்கள் வந்து காஞ்சிபுரத்தை கொடுத்து ஆட்சி பண்ண சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தினுடைய முதல் அரசனாக அவங்க தான் இருக்காங்க அதுக்கு பின்னாடி சோழர் மரபை சேர்ந்தவங்க வந்து அந்த பையனுக்கே நம்ம ஏன் ஆட்சியை கொடுக்கணுன்ட்டு அவங்கள துரத்தி விட்டுறாங்க துரத்தினோடனே இவர்கள் வந்து உள்வாங்குறாங்க ஏன்னா ஆட்சி பரப்புலேருந்து உள்வாங்குறப்போ சாதவாகனர்கள் இப்போ இருக்கிற பகுதியும் ஒரு காலத்தில் தமிழ்நாடு தான் அது அந்த பகுதிக்கு வந்து அவங்க போயிடுறாங்க போன பிறகு சோழர்கள் வலுக்குன்ற வரைக்கும் அவங்க காத்துட்ருக்காங்க அதாவது கலப்பிரர்கள் வந்த பின்னாடி கலப்பிரர்களை தோற்கடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்களும் பாண்டியர்கள் தான் கலப்பிரர்களை தோற்கடிக்கிறாங்க சோழர்கள் அப்போ இல்லவே இல்லை அப்போது சோழர்களுக்கு பதிலாக இவங்க வர்றாங்க வந்துட்டு எந்த காஞ்சிபுரத்திலிருந்து பல்லவர்கள் சங்க காலத்தில் விரட்டப்பட்டார்களோ அதே காஞ்சிபுரத்தை தலைநகரமாக வச்சு அவங்க ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் வெளியிலேருந்து வந்தவங்க ஆட்சி செஞ்சாங்கன்னா அதை தமிழக மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்ற மரபு வந்து ரொம்ப பிற்காலத்தில் தோன்றின மரபு தான் அது வரைக்கும் வந்து சோழ நாட்டை பாண்டியன் பாண்டிய மன்னர்கள் ஜெயிச்சாங்கன்னா கொஞ்சம் காலத்தில் திருப்பி கொடுத்தா ஆகணும் மக்களும் வந்து சோழர்கள் வந்து தங்களுடைய அரசர்கள்லாம் முழுமையாக ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் கட்டுப்பிடித்து தான் வைக்கணும் இப்போது நீங்கள் மதுரை பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து மறவர்களுடைய ஆட்சி வந்து பறிக்கப்பட்டப்போ பொதுமக்கள் வந்து போராடி மறவர்களை மீட்டு வந்தாங்க இவங்க தான் எங்களுக்கு ராஜா இருக்கணும் இல்லாட்டி நாங்கள் வந்து நாயக்கர் ஆட்சி ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு பண்பு இருக்குது நீங்கள் பல்லவர்கள் எங்கேருந்தோ வந்து ஆட்சி பண்ணாங்கன்னா அவங்கள எப்படி காஞ்சிபுரத்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்றது ஒன்றாவது கேள்வி எங்கேருந்தோ அந்த மக்கள் காஞ்சிபுரத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக ஏன் இவ்வளவு செஞ்சாங்கங்கிறது ரெண்டாவது கேள்வி இன்னொன்று பல்லவர்கள் வந்து வடமொழி பேசுனாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வடமொழியை அவங்க வட எழுத்துலேயே எழுதியிருக்கலாம் அதை விட்டுட்டு வடமொழி வார்த்தைகளை தமிழில் எழுதுறதுக்கு அவங்க வந்து பல்லவ கிரந்தம்னு ஒரு எழுத்தை கொண்டு வர்றாங்க அது கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன தமிழ் மொழியில் அந்த வார்த்தைகளை எழுதியாக வேண்டிய அவசியம் என்னன்றப்போ அவங்க வந்து வெளியில் சில விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்திருந்தாலும் அதை இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஆகணும் மக்கள்கிட்ட கொடுத்தாகணுங்கிறதுல புரியா இருந்தாங்க அவர்களுடைய எழுத்துக்களை மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் வந்து ரெண்டு தரப்பும் நடந்திருக்கு பல்லவர்கள் வந்து எதையுமே ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்க வந்து அதை ஒரு சர்வாதிகார முறைப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லை அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன நடக்குதுன்னா பல்லவர்கள் மக்களால் ஏற்கப்பட்டு இலக்கியங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசர்களாக இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பல்லவர்கள் தமிழக மன்னர்கள் தான் இல்லை இப்போ பல்லவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆலோசகர்களாகவும் அவங்க வந்து வழிகாட்டக்கூடியவங்களாகவும் அரசில் முக்கிய பொறுப்புலையும் இருந்தவங்க வந்து வடமொழி பேசுகிறவங்க தான் அதை நம்ம வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது பல்லவர்கள் காலம் மட்டும் இல்லை சோழர்கள் காலத்துலேயும் வடமொழி பேசுகிறவங்க வந்து அவங்க பதவிகளில் இருந்திருக்கிறாங்க ரெண்டுமே கலந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில தான் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்போ வந்து வட்டெழுத்துக்களுக்கு சில போதாமை இருக்குது அதனால் வட சொற்கள் எழுத முடியாது ஏன்னா வர்க்கம் அதில் கிடையாது இப்போ நீங்கள் வடக்கில் பார்த்தீங்கன்னா வர்க்கம் இருக்கும் க க க அப்படின்னு இருக்கும் இங்கே வந்து க மட்டும்தான் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு எழுத்து இருக்குது கனி கனி அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் வந்து உச்சரிப்பில் தான் காமிக்க முடியும் எழுத்தில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் இப்படி தான் படிக்கணும்னு எழுத முடியாது இல்லைங்களா ரெண்டு வார்த்தையும் ஒரே வரியில் வந்துச்சுன்னா இன்னும் அது சிரமமாக போயிடும் அப்போது அந்த வர்க்கத்தை வந்து குறிப்பிட்டு காட்ட வேண்டிய கட்டாயம் வந்து பல்லவர்களுக்கு வருது அதனால தான் வந்து பல்லவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வர்க்க முறையோடு கூடிய ஒரு புது எழுத்துக்கள் வந்து தமிழ் கிரந்தம் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க அது வந்து ஒரு வசதிக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு முறை தான் அதை வந்து அவங்க அதாவது என்னென்னா என்னால் இப்படி எழுத முடியலை அதுக்காக நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முறையாக தான் அவங்க கொண்டு வந்தாங்க இன்னொன்று இந்த எழுத்து முறையை வந்து அவங்க மக்கள் கிட்டக்க ரொம்ப நீங்கள் இதை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாங்கன்னோ இல்லை அதை அனைவரும் பின்பற்றுறதுக்காக அவங்க நிறைய மெனக்கட்டாங்க அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது என்னென்னா அவங்க பேசுகிற மொழியை அவங்களுடைய ஆவணங்கள் எழுதுறதுக்கு அவங்க ஒரு முறையை கண்டுபிடிச்சிட்டாங்க நான் அதை அப்படி மட்டும்தான் பார்க்குறேன் இப்போ பல்லவர்களுடைய நிறைய மரபுகளை வந்து சோழர்கள் பின்பற்றினாங்க மிக முக்கியமாக கற்கோயில்கள் அப்படிங்கிற ஒரு மரபு வந்து பல்லவர்கள் கொண்டு வந்தது தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் கட்டின கோயில்களுடைய அடிப்படையும் சோழர்கள் பிறகு கட்டின கோயில்களுடைய அடிப்படையும் அப்படியே இருக்கும் அதே மாதிரி பலருடைய எழுத்து முறையும் சோழர்கள் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி ஆட்சி முறை பலர்கள் பின்பற்ற நிறைய விஷயங்களை சோழர்கள் பின்பற்றினாங்க இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சோழர்கள் வந்து பல்லவர்களை வந்து தவறான நபர்களாகவோ புறக்கணிக்க வேண்டிய நபர்களாகவோ கருதலை இன்னொன்று வந்து நீங்கள் நல்லா கவனிங்க பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய பகை இருந்தது இப்போ சோழர்கள் பாண்டியர்கள் வந்து விழுந்தப்போ சோழர்கள் வந்து அவங்க இடத்த பிடிச்சிக்கிட்டு தர முடியாதுன்னாங்க பாண்டிய மக்கள் எல்லாமே அவங்க கீழே தான் இருந்தாங்க சோழர்கள் விழுந்தப்போ என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய மாளிகையை பாண்டியர்கள் இடித்து அந்த இடத்துல புண்ணாக்கு இப்போ வந்து அந்த புண்ணாக்கு செடி வந்து கபடின்னு சொல்லுவாங்க ஏன்னா புண்ணாக்கு செடி ரொம்ப வேகமாக வளர்ந்துடும் ஒரு இடத்த இடிச்சிட்டு புண்ணாக்கு செடியை விதைச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு வாரம் கழித்து அந்த செடியை வளர்ந்து அந்த இடத்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறோம் நீங்கள் தொல்பூர் லைவ் பண்ணால் கூட ஒன்றும் கிடைக்காது சில்லு சில்லாக பேத்துரும் அந்த ஆமணக்கை விதைக்கிறாங்க அதை வந்து சோழர்களுடைய மாளிகையை இடித்து அந்த இடத்த உழுது கவடி விதைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறிப்புகள் இருக்குது அப்படி ஒரு வன்மம் வந்து சோழர்களுக்கு பல்லவர்கள் மேலே எந்த இடத்துலையுமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஒரு அபராஜிதவர்ம பல்லவன் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து பல்லவர்களுக்கு கீழே தான் இருக்கிறாங்க பல்லவர்களுக்காக அவங்க போர் செய்கிறாங்க பல்லவருடைய வெற்றிக்கு பின்னாடி சோழர்களுடைய பங்களிப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் பல்லவ இனத்தை சேர்ந்த நிறையா பேர் சோழ வம்சத்தில் தளபதிகளாக இருந்திருக்காங்க நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அது வந்து எப்படி அப்படின்னா இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பல்லவ இனத்தை சேர்ந்தவங்களும் சோழ இனத்தை சேர்ந்தவங்களும் வேற வேற இல்லை அப்படின்னு பல்லவர்கள் நின்னாங்க அப்படின்னு நான் எடுத்துக்க முடியும் ஏன்னா வந்து சோழர்கள் வந்து என்ன வழியில் இருக்காங்களோ அதே வழியில் தான் பல்லவர்கள் வந்து தான் அவங்க கருதுகிறாங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் சோழர்களுக்கு எப்பயுமே வந்து தில்லையில் தான் முடிசூட்டுறது வழக்கம் அதனால் பல்லவ மன்னர்கள் தில்லையில் போயிட்டு எங்களுக்கு முடிசூட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க வரலாறில் குறிப்பு இருக்குது சோழர்களுடைய நிறைய வழக்கங்கள் அவங்க பின்பற்றிருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து பல்லவர்கள் வந்து ஒரு அரசன் விழுந்தானே தவிர அந்த இனம் வந்து சோழ இனத்தோட கலந்தது தொடர்ச்சியாக பல்லவர் ஆட்சி தான் இங்கே பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் இதனுடைய மிகப்பெரிய இன்னொரு சான்று என்ன அப்படின்னு பார்க்க போனால் நீங்கள் நம்ம தமிழக வரலாறுங்கிறது வந்து தமிழக வரலாறு மற்றும் கிடையாது தமிழகம் அப்படிங்கிறது வந்து அது எங்கெங்கெல்லாம் வாணிபம் செஞ்சிச்சோ அந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறையும் இணைச்சு தான் நம்ம தமிழக வரலாறாக பார்க்க வேண்டியது இருக்குது பல்லவர்களுக்கும் கம்போடியாவுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குது ஏன்னா வந்து தந்தை வழியில் பல்லவர்கள் எப்படி சோழர்களோ அதே மாதிரி தாய் வழியில் கம்போடியாவை சேர்ந்தவங்க தான் அந்த தொடர்பு பல்லவர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு சோழர்களுடன் தொடருது சோழ அரசர்களுக்கும் அவர்களுக்கும் வந்து அந்த தொடர்பு வந்து பதிமூணாம் ஆண்டு வரைக்கும் போயிட்டு இருக்கு இன்னும் வந்து சூரியவர்மன் வந்து அங்கூர்வாட்டில் கோயில் கட்டினார் அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா அது வரைக்கும் வந்து சோழர்கள் கூட அந்த தொடர்பு தொடருது அப்போது பல்லவர்கள் கூட இருந்த அதே தொடர்பை சோழர்கள் கூட வந்து கம்போடியர்கள் தொடர்றாங்க அப்படின்னா அவங்க பல்லவர்களும் சோழர்களும் வேற வேற இல்லை அப்படின்னு என்னன்னாங்கிறது தான் இது நமக்கு காட்டுது பல்லவர்கள் வந்து ஆந்திராவிலேருந்து வந்திருக்கலாங்கிற கருத்தியல் வந்து நிறைய பேர் முன்வைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நூறு சதவீதம் தவறான கருத்தியல் இப்போ ஆந்திராவிலேருந்து பல்லவர்கள் வந்தாங்க அப்படின்னா திருப்பி அவங்க ஆந்திராவுக்கு போகிறதுக்கு எந்த தடையுமே இல்லை அவங்க போயிருக்கலாமே ஏன் தமிழ்நாட்டிலேயே அவங்க வந்து பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கணும் பத்து நூற்றாண்டுகள் தமிழகத்தில் வந்து அவங்க இருக்க வேண்டிய தேவை என்னங்கிறது ஒன்றாவது கேள்வி ரெண்டாவது இடத்துல அவங்க அரசவையை பொறுத்த வரைக்கும் வடமொழி இருந்தது அதில் இல்லை தமிழ் இருந்தது தெலுங்குக்கு வந்து அவங்க அவ்வளோ பெரிய இடம்லாம் கொடுக்கல அதே மாதிரி ஆந்திராவினுடைய உணவு முறைமை உடை முறைமை கலாச்சார முறைமை எதுவுமே வந்து பல்லவர்கள் பெரிய அளவில் பிரதிபலிக்கவும் இல்லை அவங்க வந்து இன்னொன்று தமிழ் கூட இரண்டரை கலக்கணும் அப்படின்னு அவங்க நிறைய முயற்சி பண்ணாங்க இந்த முயற்சியெல்லாம் அவங்க பண்ண வேண்டிய தேவையே இருந்திருக்காது எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில் கிடைக்காத சில ஆவணங்களை நம்ம எடுத்து பார்க்குறப்ப தான் பல்லவர்கள் வந்து ஆந்திராவிலேருந்து வந்து அதாவது ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவங்க கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அவங்க ஆந்திராவிலேருந்து தான் வந்தாங்க எப்படின்னா சோழர்களால் ஆந்திராவுக்கு துரத்தப்பட்டு அங்கே சாதவானர்கள் கூட கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் இருக்காங்க அதனால தான் பல்லவருடைய நாணய முறைமையும் சாதவாகனருடைய நாணய முறைமையும் அப்படியே ஒத்துப்போம் இப்போ சாதவாகனர்களுடைய நாணயங்கள் போடின்னு ஒரு உலக கலவையில் இருக்குது அதே உலகக்கலவையில் கலவையில் தான் பல்லவர்கள் நாணயங்களும் இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க சாதவாகனர்கள்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க குடைவரை கோயில் சம்மந்தப்பட்ட சில நுட்பங்களை அவங்க சாதவாகனர்கள்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்ட பிறகு அவங்க திருப்பி அவங்களுடைய பழைய தலைநகரம்னு காஞ்சிபுரத்துக்கு வந்த பின்னாடி காஞ்சிபுரத்தை விட்டு அவங்க அகலவே இல்லை வேறு எந்த நகரத்து மேலேயும் அவங்க ஆசைப்படல எவ்வளவோ நகரத்துங்களை ஜெயிச்சாங்க காஞ்சிபுரம் நம்மளுடைய தலைநகரம்ங்கிறதுல அவங்க வந்து ரொம்ப பிடிப்பாக இருந்தாங்க இதுவே வந்து பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து போன அந்த பழைய மரபை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து கிடக்கக்கூடிய ஆவணங்கள் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கணும் ஒரு மரபில் வாரிசு இல்லாமல் போச்சு அப்படின்னா ஆண் வழியில் வாரிசு இல்லாதப்போ பெண் வழியிலேருந்து அந்த வாரிசை கூட்டிகிட்டு வர்றதுன்னு ஒரு மரபு இருக்குது இப்போ சோழர்களுக்கு வந்து வாரிசு இல்லாமல் போகுது போனவுடனே அவங்க வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் தெலுங்கு பக்கத்தில் ஒரு வாரிசை கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த பெண் வழியில் வந்த குழந்தைய கூட்டு வந்து குலோத்துங்க சோழன் அப்படின்னு உட்கார வச்சு தெலுங்கு சோழ மரபுன்றது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்குது நம்ம பார்க்குறோம் பல்லவர்களுக்கு இது மாதிரி ஒரு தடவை வாரிசு இல்லாமல் போகுது போனவுடனே அவங்க வந்து வாரிசை இங்கேருந்து கூப்பிட்டு வராங்க இந்த இடத்துல தான் வந்து மிக முக்கியமான ஒரு வரலாறு நமக்கு ஆரம்பிக்குது இந்த வாரிசை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்ற தகவல் வந்து காஞ்சி கைலாச நாயகர் கோயிலில் இருக்குது அதில் வந்து பல கிரி ககனம் தாண்டி போய் கூட்டு வந்தாங்க அப்படின்னு இருக்குது இதில் ககனம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு அறிஞர்களால் பொருட்கொள்ள முடியலை ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் சமஸ்கிருதத்தில் ககனம்னா கடல் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு நண்பர் மூலமாக தெரிய வந்தது ரொம்ப கடக்க இயலாத கடலை வந்து ககனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கடல் அந்த கடலை கடந்து ஒரு பையனை கூட்டு வந்து இவங்க அரியணையில் உட்கார வச்சாங்க இல்லைங்களா அந்த பையன் எங்கேருந்து வந்தான்னு யாருக்குமே தெரியாது இதே சமயம் கம்போடியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க எங்கள் ராஜாவுக்கு வந்து ஒரு நாலு பையங்க இருந்தாங்க தூர தேசத்துலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க எங்களுக்கு ராஜா இல்லை ராஜாவோட பையனில் யாராவது ஒருத்தவங்க அனுப்பிவிங்கன்னு கேட்டாங்க ராஜாவுடைய எல்லா பையன்ட்டையும் நீ போறியான்னு கேட்டார் அதில் கடைசி பையன் மட்டும் நான் போகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் அந்த பையனை அவங்க அனுப்பி வச்சாங்கன்னு எழுதுகிறாங்க இந்த ரெண்டு காலகட்டமும் அப்படியே ஒத்துப்போகுது அப்போது வாரிசு இல்லைன்றப்போ பெண்வழியில் வாரிசுன்றப்போ கம்போடியாலேருந்து கூட்டு வர்றாங்கன்றத வச்சு இவங்களுடைய பெண்வெளி தொடர்புங்கிறது கம்போடியாங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கம்போடியாவில் நடந்த ஆட்சி முறை வந்து மக் மகள் வழி மான்மிய ஆட்சி முறை அதாவது வந்து மூத்த மகள் மூத்த மகள் அப்படின்னு தான் போகும் அங்கே ஆண் வழியில் போகாது அதனால் வந்து பெண் வழியில் அது ரொம்ப தூய்மையான ஒரு இடமாவும் இருந்தது இந்த பெண்ணால் உரிமை வர்றதுனால கிளையில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் ரொம்ப தூய்மையான குடிங்கிற அடிப்படையில் தான் பல்லவர்களுக்கு வந்து அரசர்கள் இல்லாமல் போனப்போ அவங்க கம்போடியாவிலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க இதை வச்சு பார்க்குறப்போ பல்லவர்கள் வந்து கம்போடியாவுக்கும் அவங்களுக்கு தாய்வழி தொடர்பு இருக்குன்றத நம்ம நூறு சதவீதம் அறிஞ்சிக்க முடியும் ரொம்ப தெளிவாக பல்லவர்கள் வந்து சோழர்கள் கிட்டக்க தந்தை வழி விஷயங்களையும் கெமர் இனத்தை சேர்ந்த கம்போடியல்கிட்டேருந்து தங்களுடைய தாய்வழி விஷயங்களையும் எடுத்துக்கிட்டாங்கன்றது நம்ம உறுதியாக பார்க்க முடியும் பேர் ஒற்றுமை பாருங்கள் தமிழ்நாட்டில் மகேந்திரவர்மன் அப்படின்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணுறாரு உலகத்தில் அந்த சமயத்தில் மகேந்திரவர்மன்ற இன்னொரு ராஜா கம்போடியாவில் மட்டும்தான் இருக்கார் அதுக்கு முன்னாடி அந்த பேரில் யாருமே கிடையாது வர்மன்கிற பின்னொட்டு சரியாக சோழர்கள் பயன்படுத்துகிறாங்க பல்லவர்கள் பயன்படுத்துகிறாங்க கம்போடிய அரசர்கள் பயன்படுத்துகிறாங்க அதற்கு பிறகு தான் பாண்டிய அரசர்களில் சிலர் கூட அந்த பேரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் சேரரசை பயன்படுத்த நம்ம பார்க்குறோம் சமகாலத்தில் இந்த இடத்துல ஒரு ராஜா இருக்கிறாரு ஒரு பல்லவரசர் இருக்காரு அப்படின்னா ராஜசிம்ம பல்லவன் பேர் வச்சுக்கோங்க கம்போடியாவில் வந்து அதே பேரில் ரெண்டு பேர் இருக்காங்க ராஜசிம்மன் ராஜசிம்ம அன்பர் அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் வந்து தற்செயலாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ரொம்ப துல்லியமான ஆதாரங்கள் இருக்குது பல்லவர்கள் வந்து கம்போடியா வழியை கொண்டவங்கன்றது என்னோட பல்லவர் வரலாறு புத்தகத்தை யாராவது படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து அந்த ஆதாரங்களை நீங்கள் இன்னும் விரிவாக கூட விளங்கிக்க முடியும்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து மரபு யாராவது மறந்துட்டாங்க அப்படின்னாலோ மரபை சொல்லலை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து புரோகிதத்தை சொல்கிறது தான் மரபு ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து யாருக்காவது தேவசம் கொடுக்க போகிறீங்க உங்கள் தாத்தாவின்னு வச்சுக்கோங்களேன் முத்தோப்பனார் பேர் என்ன தாத்தா பேர் என்ன தாத்தாவோட அப்பா பேர் என்னன்னு கேட்குறப்போ நீங்கள் தெரிலன்னு சொன்னோன்னா கோவிந்தன் அப்படின்னு அவரே சொல்கிறார் இதுதான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற மரபு அப்போது வந்து உங்களுக்கு மரபு தெரிலன்னா அந்த புரோகிதர் என்ன மரபில் இருக்கிறாரோ அந்த மரபை ஒரு இடத்துல இட்டு நிரப்பலாம் இது வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு வழிமுறை சோழர்கள் புத்தகத்தில் நீலகண்ட சாஸ்திரியை தான் குறிப்பிடுறார் அவர்கள் தங்கள் புரோகிதர்களுடைய மரபை தங்கள் மரபாக குறித்து கொண்டனர் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏன்னா வந்து பல்லவர்கள் வந்து சோழ மரபில் வந்தவங்கன்னு அவங்க அவங்க நம்புகிறாங்க ஆனால் சோழர்கள் வந்து அவங்களை ஏற்கவும் மறுக்கிறாங்க அவங்களை ரொம்ப புறக்கணிக்கிறாங்க இப்போ வந்து பல்லவர்களால் அவங்க மரபு என்னன்னு சொல்லவும் முடியல சொல்லாமல் இருக்கவும் முடியலை அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பட்டயங்கள் கல்வெட்டுகளை செதுக்கிறப்போ நீ என்ன எழுதுறியா எழுதிக்கப்பா அப்படின்னு ஒரு சுதந்திரம் கொடுக்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்ல முடியும்னா நாங்கள் வந்து இந்த இந்த மாதிரி குளத்தில் அப்போ வந்து அது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது மிகச்சிறந்த அரசர் அப்படின்னு யாராவது நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா அவங்க வந்து வடக்கில் இருந்த அரசர்கள் கூட அவங்க பேரை சேர்த்து போடுவாங்க ஏன்னா அப்போது அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தது இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சமஸ்கிருத பேர்லாம் வச்சுக்கிட்டு தெரியலையா நம்ம பேசுகிற சமஸ்கிருத மொழியாக பேசுகிறோம் இருந்தாலும் பேர் வந்து இஷு உஷு புஷுன்னு வருது இல்லைங்களா அந்த மாதிரி வடக்கில் இருக்கவங்க பேரை சேர்த்துக்கிறதுன்றது அன்றைக்கி ஒரு மரபாக இருந்தது அந்த மரபை பின்பற்றி அது முக்கியமாக சொல்லணும்னா அன்னைக்கு இருக்க அந்த கல்வெட்டு எழுதுகிறவங்க என்ன எழுதுகிறாங்களோ அதுதான் அன்றைக்கி இருக்க செப்பரி எழுதுறவங்க என்ன எழுதுகிறாங்களோ அதுதான் அந்த நிலைமையினால் உருவான ஒரு குழப்பம் அப்படின்னு மட்டும்தான் நான் பார்க்குறேனே தவிர அவர்கள் வந்து பிராமண சமூகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து அவங்க அரசாட்சி செய்கிறாங்க போர் புரிகிறாங்க அவங்க வாழ்க்கை முறை வந்து பிராமணர்களுக்கான வாழ்க்கை முறை கிடையாது அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் அப்படி இருக்கிறப்போ அவங்களுடைய மரபு அவங்க சொல்ல முடியலைங்கிறப்போ இன்னொரு மரபு அவங்க குறிப்பிடுறாங்களே தவிர அந்த மரபை நம்ம வரலாறாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நான் அந்த இடத்துல சொல்கிறேன் இப்போ வந்து அது இது வந்து சமகால பிரச்சனையாக தான் நம்ம அணுகணும் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்க அறிவு தெளிவோடு நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஆயிரத்தி எட்நூறுகள் வரைக்கும் இந்திய நீதிமன்றங்களே வந்து இது மனு தர்மத்துக்கு விரோதமானது நிறைய தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க வழக்கு வர்றப்போ இந்த வழக்கு வந்து மனு தர்மத்துக்கு விரோதமாக இருக்குது இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் நிறையா இருக்குது அறிஞர் அண்ணா அப்படி ஒரு தீர்ப்பு பற்றி அவரோட தீ பரவட்டுங்கிற புத்தகத்தில் கடைசி பகுதியில் கொடுத்துருப்பார் அந்த தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ ஆனால் அப்படி ஒரு நடைமுறை அன்னைக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நீங்கள் வந்து அர்த்த சாஸ்திரத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஏன்னா அர்த்த சாஸ்திரம்ங்கிறது வந்து அது வந்து ஓரளவுக்கு நடுநிலைமை வாய்ந்த ஒரு நூலாக இருந்தது அர்த்த சாஸ்திரத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு மனுதர்ம சாஸ்திரம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நூலாக இந்தியா முழுக்க இருந்தது உங்களுக்கு வந்து வேறு இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுக்கு வந்த புதியத்தில் ஆங்கிலேயர்கள் கூட மனுதர்ம சாஸ்திரத்தை அடிப்படையாக வச்சு தான் அவங்களுடைய ஆட்சி பகுதியில் ஆட்சி பண்ணாங்க ஏன்னா மனுதர்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில் அது சரி அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் மாற்றுக்கிறது சொன்னீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆதரவு இருந்தது அன்னைக்கு இருந்த அன்னைக்கு பதவிகள்லையும் அதிகாரங்கள்லையும் சொத்துக்கள்லையும் முதன்மையாக இருந்தவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க அதனால் மக்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க அன்னைக்கு சூழ்நிலை அப்படி தான் இருந்தது அது வந்து அன்றைய சூழ்நிலை அது வந்து நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரல ஒரு வரலாறை நம்ம அணுகிறப்போ சமகாலத்தில் என்னவா இருந்தது அப்படின்னு தான் அணுகணும் ஒரு ஒரு ஆறு ஏழு நூற்றாண்டுக்கு முன்னாடி அலுமினியம் தான் அந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த ஒரு உலகமாக இருந்தது தங்கத்துக்கு அன்றைக்கி பெரிய விலை மதிப்பு இல்லை அதனால் வந்து இன்றைக்கி அலுமினியத்தை கொண்டு போய் அழகுகளில் நம்ம வைக்க முடியுமா வைக்க முடியாது அன்றைக்கி சூழ்நிலையில் அலுமினியம் விலை உயர்ந்த உலகமாக இருந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தான் நம்ம அதை அணுகணும் அப்படி இருந்தப்போ நீங்கள் வந்து மனுதர்ம சாஸ்திரத்தை பின்பற்றுறது தான் நீதி மனுதர்ம சாஸ்திரத்தை சரியாக செயல்படுத்துறது தான் நீதி பரிபாலனம் அப்படின்னு நம்பப்பட்டது அதனால் அதை நாங்கள் சரியாக பின்பற்றுறோம் நாங்கள் நீதியை சரியாக நிலைநாட்டுறோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க அவ்வளோதான் இது இதில் என்னுடைய புரிதலாக இருக்குது இந்தியாவுடைய வணிக காலத்தை வந்து நம்ம மூன்று மிக முக்கியமான காலமாக பிரிக்கலாம் ஒன்று சங்ககால வணிகம் சங்ககால வணிகம் பார்த்திங்கன்னா கடல் தொடர்புகளை மட்டும் மையமாக வச்சு செய்யப்பட்ட வணிகம் அதில் வந்து தமிழகத்தினுடைய ஆற்றலை காட்ட வேண்டிய எந்த தேவையுமே இல்லை ஏன்னா அவனுக்கு பொருள் தேவைப்பட்டது அவன் வந்து நேரடியாக கொடுத்துட்டு அவன் வாங்கிட்டு போகக்கூடிய நிலைமையில் இருந்தான் நமக்கும் அவங்களுக்கும் நடுவில் ராஜாங்க உறவுகள்லாம் ரொம்ப பேணி பாதுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை ஆனால் அதுக்கு பின்வந்த காலங்களில் அப்படி இல்லை காலநிலை ஏன்னா வணிகம்ன்றது உலகளாவிய வணிகம்ன்றது நிறைய மாற்றங்களை பெற்றிருந்தது இந்த வல்லான் வகுத்ததே வாய்க்கால்ங்கிற மாதிரி யார்கிட்ட அதிகாரம் இருக்குதோ அவங்ககிட்ட தான் வணிகம் இருக்குன்னு ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டது சங்க காலத்தில் தமிழகம் வச்சுருந்த ஒரு வணிக உறவுகளெல்லாம் நம்ம இழந்தோம் அதுக்கு பிறகு அந்த வணிக உறவை பெரும் அளவில் நிலைநாட்டினவங்களாம் நான் பல்லவர்கள் தான் பார்க்குறேன் இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு உறவு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இப்போ மாமல்லபுரத்துக்கு வந்து சீன அதிபர் வரக்கூடிய காரணம் வந்து பல்லவர்கள் தான் அதை நம்ம மறுக்கவே முடியாது ஏன்னா இந்த பட்டுப்பாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பல்லவர்கள் ரொம்ப வலிமைப்படுத்துகிறாங்க அதே மாதிரி தமிழகத்தை சேர்ந்த அவுரின்னு ஒரு செடி இருக்கும் அதுலேருந்து ஒரு நீல கலர் சாயம் ஒன்று கிடைக்கும் அந்த வணிகத்தை அவங்க வலிமைப்படுத்துகிறாங்க எல்லாத்துக்கும் மேலே சீனாவில் பதவிக்கான அரசுரிமை சண்டை நடக்கிறப்போ சீன அரசன் பல்லவர்கள்ட்ட வந்து படை உதவி கேட்குறான் ஒரு பல்லவ படை இங்கேருந்து புறப்பட்டு போய் சீனாவில் போர் புரியுது அந்த அளவுக்கு சீன அரசன் வந்து உதவி கேட்கிற அளவுக்கு பல்லவர்கள் வந்து ரொம்ப ஒரு உச்சபட்ச நிலைமையில் இருந்திருக்கிறாங்க பல்லவர்களுடைய அந்த அடிச்சுவடு வந்து சோழர்கள்கிட்ட நிறையா விஷயத்தில் இருக்கும் அதாவது பிரம்மாண்டமான கப்பல்களை கட்டுவது அதில் துவங்கி போகிற இடத்துலலாம் அவங்க கலாச்சாரத்தை விதைக்கிறது முக்கியமாக வந்து இப்போ கம்போடியாவில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய சில சிற்பங்களும் தமிழகத்தில் இருக்க சிற்பங்களும் அப்படியே நூறு சதவீதம் ஒத்துப்போகும் இப்போ பல்லவர்களுடைய ஆட்சி பகுதியாக இருந்த காரைக்காலை சேர்ந்தவங்க காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையாருடைய வழிபாடு உலகத்தில் வந்து சரியாக பார்க்கணுன்னா தமிழ்நாட்டில் இருக்குது இலங்கையில் அவங்க வழிபாடு இருந்ததுக்கு நான் சான்று இருக்குது அடுத்து கம்போடியா தாய்லாந்து அந்த பகுதியில் தான் இருக்குது ஆக அவங்களுடைய சமகாலத்தில் என்ன வழிபாடு இருந்ததோ சமகாலத்தில் என்ன கட்டிடக்கலை இருந்ததோ சமகாலத்தில் என்ன வணிக உறவு இருந்ததோ போகிற இடத்துலலாம் பதிய வைக்கிற ஒரு முறைமையும் வந்து பல்லவர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க அந்த முறைமையும் சோழர்கள் வந்து ரொம்ப வலுவாக பின்பற்றினாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த பல்லவர் வரலாறு புத்தகத்தினுடைய துவக்க புள்ளிகள்னு நிறையா துவக்க புள்ளிகள் இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு புள்ளி வந்து முற்கால பல்லவருடைய நாணயம் இப்போ சங்ககால நாணயங்களுக்கும் பிற்கால நாணயங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்க்க போனீங்கன்னா கிபி ஒன்றாம் ரெண்டாம் நூற்றாண்டில் தான் வந்து வட்ட வடிவமான நாணயங்கள் அச்சிடப்படுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தகடை வந்து பெருசாக நீட்டி செஞ்சு அதில் சின்ன சின்ன சதுரங்களாக நறுக்கி அதில் அப்படியே நாணயத்தை வந்து முத்திரையாக பதிக்கிற வழக்கம் தான் இருந்தது அதனால் அதுக்கு முன்னாடி வந்த நாணயங்கள் அதாவது கிமுவில் வந்த நாணயங்கள் கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் வந்த நாணயங்களும் சதுர நாணயங்களாக தான் இருக்கும் அப்படி ஒரு நாணயம் வந்து தமிழக காசுகள் அப்படிங்கிற புத்தகத்தில் ஆறுமுக கூட குறிப்பிட்டிருந்தார் ஆனால் ஆறுமுக சீதாராமன் வந்து அது எந்த அரசாட்சி குறிப்பிட்டிருந்தாரோ அந்த அரசாட்சியாக இருக்கும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த நாணயத்தை நான் மீளாவி செய்ய ஆரம்பிக்கிறேன் அந்த நாணயத்தில் முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாணயத்தில் முன்பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெய்வம் வந்து கையில் அருவாளோட நின்றுக்கிட்டு இருக்கு அதுக்கு கீழே ஒரு ஆமை இருக்குது பக்கத்தில் ஒரு கொக்கு இருக்குது இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு செடியில் ஒரு தொட்டியில் ஒரு செடி இருக்குது பின்பக்கத்தில் வந்து ஒரு சிங்கம் இருக்குது சிங்கத்துடைய வால் வந்து புள்ளிகளால் வரையப்பட்டிருக்கு நீங்கள் பலருடைய சின்னம் சின்னம் பங்குல வளருது ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கோமா பரவாயில்ல இது இதை முடிச்சு ரெஸ்ட் எடுக்கலாம் பல்லவருடைய சின்னம் வந்து சிங்கம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் இது பல்லவர்களோட தான் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் பார்த்தேன் இப்போது ஆய்வாளர் என்ன எழுதியிருந்தாருன்னா நிற்கும் பெண் தெய்வத்தின் கீழே ஆமை உள்ளது அப்படின்னு எழுதியிருந்தார் எப்பயுமே வந்து வாகனத்து மேலே தான் வந்து தெய்வம் நிற்கும் அதுதான் மரபு தெய்வத்துக்கு கீழே வாகனம் இருந்தது அப்படின்னு எடுக்க முடியாது நான் அதை அடிப்படையாக வச்சு ஆய்வு பண்ணுறப்போ கீழே இருந்தது ஒரு ஆமை ஆமையை வாகனமாக வச்சு எந்த ஒரு கடவுள் இருக்குன்னு நான் பார்க்குறப்போ இப்போ வந்து நாகர்கோவில்னு ஒரு ஊர் இருக்குது மற்ற எல்லா ஊர்லேயுமே கருட ஸ்தம்பம் தான் வச்சுருப்பாங்க அதான் முறை நாகர்கோவிலில் தெய்வமே நாகம்ங்கிறதுனால இங்கே கருட ஸ்தம்பம் இருக்காது பதிலாக அங்கே ஆமை தான் ஸ்தம்பத்தில் இருக்குது அப்போது ஆமை யாருக்கு வாகனம்னு பார்க்க போனால் நாகராஜனுக்கு ஆமை வாகனம் அப்போது இந்த இடத்துல அந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் வந்து நம்ம நாகராஜன் அப்படின்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பனைமரம் பனைமரம் வந்து தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மரம் இருக்குது ஆமைக்கு பக்கத்தில் கொக்கும் இருக்குது கொக்குன்றது கடல்வழி வணிகத்தினுடைய ஒரு குறியீடு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நாகராஜனை தெய்வமாக வணங்கின யாரோ ஒருத்தவங்க தான் அந்த நாணயத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு நம்ம கருத முடியுது இன்னொன்று சங்க காலத்தில் நாணயம் வெளியிடணும் அப்படின்னா சின்ன அரசர்களால் முடியலை இப்போ வேலியர்களில் பார்க்க போனீங்கன்னா மலையமான்களை மட்டும்தான் வெளியிட்டாங்க மலையமான்கள் வந்து வடக்குலேருந்து மௌரியர்கள் படையெடுத்து வர்றப்போ அவங்களை ஜெயித்தவங்க வேலியர்கள்னு சொன்னாலும் கூட பெரிய ஆட்கள் மலையமான் எந்த பக்கம் போய் நிற்கிறானோ அந்த பக்கம் தான் ஜெயிக்கும் அதை பற்றி தான் வந்து என்னுடைய ஆயுத தேசம்னு ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் நான் மலையமான்களுக்கு எங்கேருந்து அந்த ஆற்றல் வந்தது அப்படிங்கிறத பற்றி உதாரணத்துக்கு வேல்பாரியை பற்றி படிக்கிறோம் இல்லைங்களா இப்போது வேல்பாரின்றது மலையமான வம்சத்தை சேர்ந்தவர் தான் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர்கள் அப்போது மூவேந்தர்கள் இல்லாமல் மலையமான்கள் இந்த நாலு பேர் மட்டும்தான் நாணயம் வெளியிடுற அளவுக்கு நல்ல நிலைமையில் இருந்தாங்க அவ்வளோ உயர்ந்த இடத்துல இருந்தாங்க அவர்களுடைய உயர்வுக்கு இணையாக அந்த காலத்தில் வேறு யார் உயர்வாக இருந்தாங்கன்னு பார்க்குறப்போ பல்லவர்கள் அன்றைக்கி அந்த உயர்வில் இருந்தாங்க பல்லவர்களுடைய தாய்வழி தெய்வம் நாக தெய்வம் தான் அவங்க வந்து நாகர் இனத்தை சேர்ந்தவங்கன்றதுனால மரபும் நாகர் மரபாக இருந்தது அதனால் நாக தெய்வத்தை வணங்கிய வழி குடியில் வந்த பல்லவர்கள் இந்த நாணயத்தை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு எந்த தடையுமே தோன்றலை அந்த அடிப்படையாக வச்சு தான் வந்து நான் பல்லவருடைய நாணயம் அதுவும் மிக முக்கியமாக சங்க காலத்துக்கு இணையான காலத்தில் வெளியேந்த ஒரு பல்லவர்கள் நாணயம் அப்படின்னு அந்த நாணயத்தை சொன்னேன் அந்த நாணயத்தை பற்றி என்னுடைய பல்லவர் வரலாறு புத்தகத்திலையும் நான் குறிப்பிட்டிருக்கேன் பல்லவர்கள் வரலாறு பற்றி ராஜமாணிக்கனார் வந்து புத்தகம் எழுதினதுக்கு பிறகு கிடைச்ச சான்றாதாரங்களையும் அவருடைய சமகாலத்து சான்றாதாரங்களையும் எடுத்து நான் மறிவாசிக்குப்புக்கு உட்படுத்துகிறேன் அப்படி உட்படுத்துகிறப்போ எனக்கு நிறைய விஷயங்களுக்கான பதில் கிடைக்க வருது ஒன்றாவது என்னென்னா தமிழ் சமுதாயம் வந்து சில குறிப்பிட்ட நபர்களை பற்றி பாடாமலே இருந்திருக்கு நம்ம வந்து தமிழ் இலக்கியத்திலேயே வினைவலர் ஏவலர் காதல் வந்து பெருந்திணையில் வர்றோம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வீட்டில் இருக்கிற கேஷுவல் லேபர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய காதலை நம்ம பாடினதே கிடையாது நம்ம திருப்பி தலைவன் தலைவி காதலை மட்டும்தான் பாடணும் அப்போது சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை வந்து தமிழ் இலக்கியத்தில் இடம்பெறாமல் போயிருக்கு அதே மாதிரி குறிப்பிட்ட சில அரசர்களை பற்றி தமிழ் புலவர்கள் பாடாமல் விட்டுருக்குறாங்க அதன் மூலமாக வரலாற்றில் அவங்களுடைய இடத்த இருட்டடிப்பு பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி நடந்திருக்கு அப்படி வரலாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டவர்கள் ஒருத்தவர்களாக தான் பல்லவர்கள் இருக்காங்க தமிழ் சமுதாயம் பல்லவர்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறப்போ அவங்களை எந்த சமுதாயம் ஏற்றுக்குதோ அந்த சமுதாயத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு பல்லவர்கள் தள்ளப்பட்டாங்க அதுதான் உண்மை அதற்கு பின்வந்த காலங்களில் பல்லவர்கள் வந்து சோழர்களை ரொம்ப அன அரவணைச்சு போகிறத நான் பார்க்குறேன் ஏண்டா அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு கட்டத்தில் தான் சோழர்களுடைய குடியில் தோன்றி அவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் பல்லவர்கள் அப்படிங்கிறதையும் மீண்டும் சோழர்கள் அவங்களை ஏற்றுக்கிட்டதுனால சந்தோஷப்பட்டவங்க பல்லவர்கள்ன்றதையும் பார்க்குறோம் ஏன்னா பல்லவர் வந்து முற்றிலுமாக தோற்கடிக்கப்படலை அவங்க வந்து தோற்கடிக்கப்பட்ட பிறகும் கூட பல்லவ குடியை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க யாரும் சோழர்களை திருப்பி முறியடித்து நாங்கள் வரோம்னு ஆசைப்படலை அவங்க சோழர்கள் கூட இரண்டரை கலந்து சோழர்களும் அவர்களும் ஒரே குடியாக மாறினாங்க அப்படின்றத நம்ம வரலாறுல பார்க்குறோம் இன்றைக்கும் ராயர்கள் அரையர்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்க நிறைய பேர் வந்து பல்லவ மரபை சேர்ந்தவங்க தான் அவங்க குடும்பத்தினுடைய பட்டயங்கள்லேயே கூட எழுதியிருப்பாங்க கல்லர்கள் பற்றின புத்தகத்தில் நாம வெங்கடசாமி நாட்டாரும் இது தான் குறிப்பிட்டிருக்காரு அப்படி பல்லவர்கள் வரலாறுங்கிறது வந்து சோழர்களுடைய ஒரு கிளை குடியாக தோன்றி சோழர்கள் கூடவே கலந்த ஒரு வரலாறாக தான் இருக்குது இப்படி வந்து சோழர்கள் கூடவே கலந்த ஒரு வரலாறு உடைய பல்லவர்கள் வந்து அந்நியர்கள் அப்படின்னு சொல்கிறது எனக்கு எப்படின்னு தெரியல அதை பற்றி தான் என்னுடைய பல்லவர் வரலாறு புத்தகத்தை நான் விரிவாக எழுதியிருக்கேன்